போது ரோஸ் சொல்லிட்டா பத்து நிமிஷத்துல இது தேராது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நான் படிச்சுக்கிட்டு சம்பாதிக்கு நன் நல்ல மனசுள்ளவங்களும் எங்க கூட இருப்பாங்க ஐயோ இவரை துரத்தி விட்டதே அவருக்கு தெரியாம வந்திருக்கிறாரே ஆனா இது இது பண்ணங்காட்டுல டங்கூர் அந்து பேரும் இந்த விஷயம் பன்னங்காட்டு கடைக்கு யாருக்கு பாட்டு யாத்திரை அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும் அந்த ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா டீம் அதுவா டெவலப் ஆகும் கிரியேட் ஆகும் பிசினஸ் அதுபா நடக்கும் கத்த தில்ல தெனவட்டம் பண்ணலாம் கதையில முன்னாடி போயிட்டீங்க இன்னைக்கு வந்து ஒரு கன்சல்டிங் கால் பேசணும் காலில் சார் நார்மலாக கன்சல்டிங் கால் போச்சு ஸோ ரோஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் கன்சிலியரில் நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்க கன்சல்டிங்கள் இப்போ எல்லா கன்சல்டிங்கள் பார்க்க பார்க்க ப்ராக்டிஸ்க்காக பார்க்க பார்க்க லாஸ்ட் பத்து நிமிஷத்துல இருந்தே தெரிஞ்சிருது இதுல இந்த ஆள் நம்மளுக்கு செட் ஆகுது லாஸ்டா ஃபர்ஸ்டா ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷமே தெரிஞ்சிருது இந்த ஆள் நம்மளுக்கு செட் ஆகுது நம்ம எம்ஜிக்கு செட் ஆகுதுன்னு அதே மாதிரி ட்ராக்ல அதே லைன்ல சரி கொண்டு அவங்களுக்கு தெரியாமலே அது கட் ஆயிடும் அவங்க எம்ஜில வந்து செலக்டட் ஆகும் தெரியாமலே அவங்களுக்கு முடிஞ்சிடும் அந்த கன்சல்டிங் எஸ் அதுல பியூட்டியே இருக்கு <laughs> கன்சல்டிங் ஆள் புக் பண்ணிட்டு அவங்களுக்கே தெரியாது இவங்க ரிஜெக்ட் ஆகிட்டு போயிட்டு அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி தான் கன்சல்டிங் ஆள் இருக்கும் இதில் ரொம்ப விவரமாக இருக்கும் ரொம்ப விவரமாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி எந்த இலக்கும் எந்த டைரக்ஷனும் எங்கே பண்ண போகிறோன்னு எதுவுமே தெரியாமல் சும்மா பேசிட்டு போகிறோன்னு வந்தவங்களுக்கும் இந்த கன்சல்டிங் ஆள் வேலை செய்யாது கன்சல் அது தெரிஞ்சிடும் பேச்சிலே அப்படி இன்னைக்கு ஒரு கன்சல்டிங் நடந்துச்சு ஸோ ரோஸ் இருந்தேன் ரோஸ் இருந்தாங்க நம்ம டீம் ரெண்டு மூணு இருப்பாங்களா இருந்தேன் அந்த பேசிட்டே இருக்கும்போது ரோஸ் சொல்லிட்டா பத்து நிமிஷத்தில் இது தேராது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நான் கன்சிலியால் பண்ணிட்டு இருக்கேன் ரோஸ் சொல்கிறாங்க இது தேராது அப்படின்னு ஸோ எங்கள் டீம் வந்து எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க இந்த கால் தேருமா தெரியாதுன்னு டீமுக்கே தெரிய வந்துடும் இவங்க வந்து எம்எம்ஜியில் செலக்டடா இல்லையான்னு ஸ்டார்டிங்லேயே தெரிய வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு எந்த புக் எழுதிட்டு இருந்தோம் ஃபாலோ ஆ ஃபாலோ புக் வந்து பண்ணிட்டு இருந்தோம் ஆமாம் காப்பி பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபாலோ காப்பி வந்து ஃபாலோ புக் இருக்கலாம் அது வந்து நாங்கள் இன்னைக்கு ப்ரூஃப் ரீடிங் பண்ணிட்டு இருந்தோம் வீட்டில் உட்காந்து பண்ண போர் அடிக்கு வாங்க கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு வெளியே ஆற்று பக்கம் போயிட்டு ஆற்று ஓரமாக காரை விட்டு அது சூப்பராக உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தோம் அப்புறம் போய் வடப்பா தின்னுட்டு ரன்னிங்லே வேலை நடந்துகிட்டே இருக்குது ஆற்று பக்கம் போகிறோம் வயல் பக்கம் போகிறோம் நேராக வடை தூங்கும் அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து கன்சா அடுத்த காலுக்கு புக் பண்ணியாச்சு அதில் இன்னைக்கு நடந்த கன்சல்டிங் காலுக்குள்ள ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் அந்த புக்கில் ஃபாலோ புக்கு படிக்கும்போது அந்த பேஜ் பாருங்கள் நான் கண்டிப்பாக யார் என்னதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த புக்கில் பேரும் இருக்காது சம்மந்தப்பட்டவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்களா எனக்கு தெரியாது அதில் வந்து தெளிவாக சொன்னது என்னென்னா ஃபாலோ அப் எப்படி பண்ணணும் எம்எம்ஜி வந்து ஒரு பிஸ்னஸ் கரெக்டாக எங்களுக்கும் ஃபாலோ அப் தேவை எங்களுக்கும் பணம் தேவை பிஸ்னஸ் தேவை மக்கள் நிறைய பேர் வந்து பணம் கொடுத்தா தான் எங்கள் கதையை ஓடும் டவுன்லைனில் வர முடியாது நிறைய பேர் வருவான் படிக்கிறது மட்டும் துட்டு கொடுத்துட்டு அவன் போயிடுவான் அவன் லட்ச சம்பாதிப்பான் எங்களை திரும்பி பார்க்க மாட்டான் இது எக்கச்சக்கமாக நடந்துட்டுருக்கு படிக்காதவங்களாம் எங்கள் கூட இருப்பாங்க இன்னொன்று படிச்சுக்கிட்டு சம்பாதிக்க நன் நல்ல மனசுள்ளவங்களும் எங்கள் கூட இருப்பாங்க ஸோ அவங்களையும் அந்த மாதிரி சில வந்து பணம் ஒரு பெரிய இதே இல்லை இந்த கொள்கை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி ஆளுக்குள்ள எம்எம்ஜியில் இருப்பாங்க மற்றது பணம் சம்பாதிக்கிறது அங்கே செட் ஆகிட்டு வந்தோமா அழுனமா போயிட்டோமான்னு இருக்கும் எங்களுக்கும் ஃபாலோ தேவை ஆனால் இந்த கன்சிலியால் எப்படி பத்து நிமிஷத்துலேயே முடிவாச்சோ இது வந்து போகாது இது ரொம்ப நேரம் போகாது இவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க அதே மாதிரி கன்சிலியர் முடிஞ்சு செலக்ட் ஆகவே இல்லை பாதிலே எல்லாம் டட்டா கட்டி காட்டி போய் ஆரம்பிச்சு அவங்களுக்கும் தெரியாது இவங்க செலக்ட் ஆகல எங்கள் ட்ரைனிங் பற்றி எதுவுமே பேக்கில் செலக்ட் ஆயாச்சு அப்படின்னு அப்போ ரோஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சு போச்சு கன்சல்டிங் காலில் வந்து இவங்க தர மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னு நான் இப்போ சொன்னேன் நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு தானே பார்த்துருக்கீங்க செகண்ட் பாட்டு பார்க்கல அப்படின்னு அது என்னது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள் அப்படின்னு நாங்கள் அனுப்பிவிட்டதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை வருது நான் எம்எம்ஜியில் ஜாயின் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் என்ன ட்ரைனிங்கு என்னது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொன்னாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் படிக்க நான் என்ன பண்ணணும் அடுத்து அந்த மாதிரி ரிப்ளை ஓகே நீங்க அந்த ரிப்ளை பார்த்து என்ன நினைச்சீங்க ஐயோ இவரை துரத்தி விட்டதே அவருக்கு தெரியாம வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு நான் வந்து அவங்க வந்து ரிஜெக்டடு ட்ரைனிங் வந்து அவருக்கு கொடுக்க முடியாது ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நாங்கள் ட்ரைனிங் வேண்டாம் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை நோக்கமும் இல்லை கிளியர் பிக்சர் இல்லை இந்த கன்வின்ஸ் பண்ணி எடுத்துக்காங்க ட்ரைனிங் நல்லா இருக்கும் உங்கள் லைஃப் ஃபியூச்சர் வரும் இந்த கதையெல்லாம் எம்எம்ஜிலாம் நடக்க நடக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுதான் ஃபாலோ இப்படி தான் நம்ம வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும் இப்படி தான் நம்ம டீம் டூப்ளிகேஷன் பண்ணணும் இப்படி தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு பண்ணணும் அதுக்கு இது ஒரு அதுக்கு இது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த விஷயம் தான் கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம டீமில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம் கெஞ்சி கெஞ்ச மாட்டோம் அப்பான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் ஆனால் ஏத்தால இருந்து மெசேஜ் வரணும் நான் எப்படி ஜாயின் பண்ணும் நான் என்ன பண்ணும் இந்த ஒரு விஷயம் தான் எம்எம்ஜியில் படித்து கொடுக்குது இது எவ்வளோ இருக்குது தெரியும் தெரியாது ஆனால் இது இது பண்ணங்காட்டில் டங்கூர் அந்து போயிடும் அந்த விஷயம் பண்ணங்காட்டில் நான் சொல்கிற ஒரே விஷயம் வந்து திமிரு இருக்கணும் ஓகே இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணதுக்கு கெத்து தில்லு தனவிட்டு கெத்து தில்லு தனவிட்டு திமிர் இருக்கணும் ஒன்று ஆனால் இந்த கெத்து தில்லு தனவிட்டுக்கு முன்னகுட்டி திறமைன்னு ஒன்று இருக்கணும் அது எம்எம்ஜியில் படித்தா வரும் இல்லை வேற எங்கேயாவது படிச்சுக்கலாம் நீங்கள் அந்த திறமை வேணும் அந்த திறமை இல்லாமல் கெத்து தில்லு தன்னோட்டு காட்டிங்கன்னா ஆள் இல்லாத கடைக்கு யாருக்கு பாட்டு யாத்திரை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போம் இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ண மாதிரி இல்லை சார் நீங்கள் சொன்னவொன்னு எனக்கு தந்தது தமிழ்நாட்டில் நிறைய லேடிஸ்க்கு நீங்கள் சொன்ன ரெண்டாவது மட்டும் தான் சார் எட்டு தில்லு தின்னாட்டு இருக்கும் முள்ளி இருக்க திறமை இருக்காது சார் தமிழ்நாடு ட்ரிப்பில் நீங்க கவனிச்சு வச்சுக்கிறா தமிழ்நாடு ட்ரிப்பில் பார்த்தது எல்லாரும் கெத்து தில்லு தன்னாட்டுலாம் இருக்குது ஆனால் முன்னாடி ஒரு திறமைன்னு ஒன்று இருக்கணும் நல்லவங்களா இருந்தால வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது திறமையானவங்களா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் நல்லவங்களாம் வாழ்க்கையில் நல்ல எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னா போகலாம் நல்லவங்க நல்ல இல்லாமலும் பணம் சம்பாதிக்கலாம் பட் அவங்களுக்கு உண்மையான டீம் இருப்பாங்களா ஒரு வலிமையான ஒரு சிஸ்டம் இருக்குமா that is a question mark system and follow is very very important இதுதான் டீமு ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம கன்சல்டிங்கால் நடந்துட்டு இருக்கு எங் எல்லாருக்கும் தெரியும் கன்சல்டிங்கால் எப்படி ப்ராசஸ் எல்லாருமே கன்சிலிங் கால் பண்ணியிருக்காங்க பண்ணுவாங்க இன் ஃபியூச்சரில் டீம் தான் கன்சிலிங் கால் பண்ணும் மேபி அது எப்போ நடக்கும்னு தெரியாது ஸோ கன்சிலிங் கால்லாம் இருக்க மாட்டேன் எகெயின் uh, அது ஒன்று தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அது இருக்காது <laughs> எல்லா இடத்துலையும் வந்து பழம் பழுதுட்டா நெல்லை பிடிச்சி உரி பார்த்துட்டு கொறிச்சு பார்த்துட்டு இன்னும் கொறிச்சு பார்த்து நல்லா விளைஞ்சிட்டா நல்லா ஆகிட்டா நெல் அப்படி தொங்கிட்டா எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸை செக் பண்ணுற ஒரே வேலை நான் தான் அதே மாதிரி போற போக்குல வரப்புல ரெண்டு வரப்புல இல்ல வரப்பு சைட்ல கடலை ரெண்டு கடலை பிடுங்கி கடலை வேற பிடுங்கி வந்துட்டா அப்படின்னா அதுல கொஞ்சம் நல்ல பருப்பு ரெண்டு பருப்பு ஒட்டக்கூடாது அப்படி தனியா கன்னு நிக்கணும் அப்பதான் அந்த பருப்பு நல்லா விளைஞ்சிட்டுன்னு அர்த்தம் இல்லட்டா கொஞ்சம் பசு மாதிரி இருக்கும் கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும் க்ரீம் கலர்ல இருக்கும் நாலஞ்சு இது கொஞ்சம் க்ரீம் கலர்ல இருக்கும் மேல உள்ளதெல்லாம் கொஞ்சம் நல்லா விளைஞ்ச கடலையா இருக்கும் ஆனா அடியில் உள்ள அடியில வந்து கொஞ்சம் அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் அது பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கடலை இருக்கா அல்லது வெந்துட்டா அந்த முள் அந்த ஃபுல்லா அந்த மூடே வந்து நல்லா வெந்திருக்கும் அந்த நல்லா விளைஞ்சிட்டு அப்படின்னா அந்த கடலை வந்துட்டு அந்த மாதிரி எம்எம்ஜியில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த கடலை விளைஞ்சிட்டா அந்த நெல் இதாயிட்டா இந்த பழம் பழுத்துட்டா அந்த செக் பண்ணுற வேலை மட்டும்தான் இந்த வேலை அது மாதிரி வாழைக்குலை வாழைக்குலை வந்து அது விளைஞ்சி நிற்கும் போது கீழே எப்போ வந்து நம்ம கம்பு கொடுக்கணும் அது எப்போ நிற்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் அந்த வாழைத்தாறு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வாழை முட்டை முதல்ல உடைச்சிடக்கூடாது அது ஒரு குறிப்பிட்ட தூரம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கேப் விடும் அப்போ வந்து அது காய் நிற்காது அந்த கேப் விழுந்ததுக்கப்புறம் அப்போ தான் அந்த வாழை முட்டை உடைக்கணும் அப்புறம் அந்த வாழை எப்போ விளைஞ்சிட்டு எப்போ கரெக்டாக அது வெட்டணும் எத்தனை வேலை வெட்டு விழுணும் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் இப்போ இனி ஃபியூச்சரில் நான் எம்எம்ஜியில் பண்ண போகிற ஒரே வேலை அது பட்டு தான் நெல் விளைஞ்சிட்டா கடலை விளைஞ்சிட்டா காய் வெட்டு வெட்டுக்கு வந்துட்டா இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பார்க்கணும் மற்றபடி கன்சல்டிங் இதெல்லாம் இன்னும் இப்போ கொஞ்சம் காலத்தில் யாராவது கன்சல்டிங் புக் பண்ணால் அது மட்டும் நடக்கும் ஃபியூச்சரில் that is a plan yes மக்களே அந்த பிள்ளைய அப்படி சிரிச்சிட்டு இருக்கு சொல்லுங்க இல்லை கன்சல்டே முதல்ல ட்ரைனிங் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் பொழுது சார் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போவே நான் நினச்சேன் இப்போவுமே யாரெல்லாம் வந்துட்டாங்களோ அவங்கெல்லாம் லக்கி அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி அப்போ அப்போ இருந்தவங்க லக்கி அடுத்து வந்து இப்போ கன்சல்டிங் கால் யாராவது இருக்காங்களா இங்க டைரக்டா ட்ரெய்னிங் டைரக்ட் பேட்ச்ல ஓகே இவங்க எல்லாம் டைரக்ட் பேட்சஸ் தான் அடுத்து வந்து சார் சொல்கிறாங்க கன்சல்டிங் கால் பேசுறதுக்கும் ஏற்கனவே ப்ராக்டிஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க சார் டீமை உட்கார வச்சு சார் பேசுவாங்க நாங்கள் கவனிச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போவே எனக்கு தோணுச்சு இவர் இதையும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கன்சல்டிங் கால் முத கொண்டு எவ்வளோ சீக்கிரம் வாராங்களோ அவ்வளோ சீக்கிரம் சார்கிட்ட பேச முடியும் இல்லைன்னா திடீர்னு அவர் இன்னொரு டீம்ல பேசணும் அவர் பேருவார் அப்படி தோணுச்சு யா ஸோ நம்ம நம்மளுக்கு வந்து சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்கணும் டீம் டூப்ளிகேஷன் இருக்கணும் அப் இருக்கணும் அப் வந்து கெஞ்சி பிச் எடுக்கிறதா இருக்கக்கூடாது ப்ராஸ்பெக்டிங்காக சரி க்ளோசிங் சரி சேல்ஸ் ப்ரெசன்டேஷனாக சரி கன்சல்டிங் எல்லாமே வந்து பெக்கிங் வேறு இருக்கக்கூடாது சரியா அவங்களும் நம்மகிட்ட கேட்க வைக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மளோட ப்ராசஸும் நம்மளோட பிஹேவியர்ஸும் நம்மளோட நாலேஜும் நம்மளோட ஸ்கில்ஸு திறமை தில்லி தன்னாட்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் திறமை ரொம்ப முக்கியமானது வந்து எண்ணங்கள் மனசு எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் லவ் பண்ணணும் அந்த எண்ணங்கள் தான் நான் ஃபஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள வந்து பிடிச்சி போடணும் பணம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி நோக்கம் இல்லாமல் அவங்க எப்படி நல்லா இருக்க முடியும் அவங்களுக்கு எப்படி நம்ம உதவி பண்ண முடியும் அவங்க உதவி பண்ணுற தருணத்தில் இருக்காங்களா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு திறமை கொண்டு வரணும் அந்த ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா டீம் அதுவாக டெவலப் ஆகும் கிரியேட் ஆகும் பிஸ்னஸ் ஹஸ்பண்ட் நடக்கும் கத்த தில்ல தென்னவட்டம் பண்ணலாம் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ